I love you, baby. I love you, baby. yep. Love you, baby. Baby டேய் மூடிட்டு இருக்க மாட்டேடா தரத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன் மரியாதையா இருந்துக்க பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போட்டு வணக்கம் மகளே வெல்கம் பேக் டு இது புதுசாக இருக்கு நான் உங்கள் டிஜே டுடே நம்ம இன்னைக்கு வந்து என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா எக்ஸ்பெக்டேஷன் விஸ் ரியாலிட்டி எக்ஸ்பெக்டேஷன் நம்ம லைஃப்பில் எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைப்போம் பட் நடக்கிற ரியாலிட்டி பார்த்தா ஏண்டா பிறந்தோன்ற லெவலுக்கு வந்து நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணி வைக்கிறோம் புரியல இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில் பட் அதில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கே அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹண்ட்ரட் கேனா வந்து வியூஸ் போகும் சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் பட் நடக்கிற ரியாலிட்டி கிரியேட்டிவிட்டி நான் மட்டும்தான் அந்த லிங்க்கை தூக்கி ஸ்டேட்டஸில் வைப்பேன் எவனும் பார்க்கவும் மாட்டாங்க டூ ஹண்ட்ரட் வியூஸ் போகிறதே வந்து பார்த்தோன்னா கோவாக மூவ் ஆகும் நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு ஒரு விஷயம் எக்ஸ்பெக்டேஷன் எப்போ ரியாலிட்டி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரகர குறை குறை இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் கோல்டு ஓகேவா வீடியோக்குள்ளே போயிடலாமா நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் வந்து லிட்ரு வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து விற்கிறாங்க முந்திலாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் நம்ம எங்கே போகலாம் என்ன போடலாம் சொல்லிட்டு பிளான் போடுவோம் ஆனால் இப்போது எவ்வளோ பெட்ரோல் போடலாம் சொல்லிட்டு அந்த லெவலுக்கு தான் நம்ம வந்து பிளான் போட்டுட்ருக்கோம் முன்னாடிலாம் நான் வந்து ஒரு நூறுரூவா பெட்ரோல் போட்டேன்னு வச்சிங்களேன் ஜாலியாக சுற்றுவேன் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ப வண்டியை வந்து அடைக்காது ஆனால் இப்போலாம் பெட்ரோல் ஒரு நூறுரூவாய் போட்டாங்கன்னா தெருமுனையே வந்து தாண்ட முடியல பாரத் மாதா ஏஜே இங்கே பாரு ஹே இந்தியா ஹே ஃபுல் பாப்புலேஷன் ஹே பிஸ்னஸ் படா படா ஹே அதனால சேங்ஷன் போடக்கூடாது ஹே உன் வேலையை நீ பாரு ஹே என் வேலையை நான் பார்க்குறேன் ஹே சும்மா நோண்டாத ஹே பாரத் மாதா ஹே ஆ கோ ஹே கோ ஹே இங்கே பேர் மாப்பிள யூஎஸ் வந்து சேங்ஷன் போட்டு விட்டேன் எந்த கண்ட்ரியும் வந்து ஆயிலும் எதுவுமே வாங்க போகிறது கிடையாது பிஸ்னஸும் ஓட போகிறது கிடையாது உனக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கும் சேங்ஷன் போடுறான் வேறு ஆப்ஷனே கிடையாது நான் மட்டும்தான் இருக்கேன் உனக்காக அவனெல்லாம் முறைச்சி விட்ருக்கேன் ஓகேவா எப்பாரு உன்னோட ஆயில் அவனை வாங்க போகிறதும் கிடையாது என்ன பண்ணு லிட்டருக்கு பத்து ரூபா மேனிக்கு போட்டு அதாவது லிட்டருக்கு பத்து ரூபா மேனிக்கு போட்டு வந்து ஊற்றி விட்டு போயிடு சரியா வேற கோரி இருந்தால் போட்டுக்கலாம் என்ன பண்ணுறது நண்பனாக போயிட்டேன் போ போ போ போ நான் இருக்கேன் கவலைப்படாத போ போ போ இதால வர்க்கீஸு எப்படி முச்சு விட்டேன் பார்த்தியா ஏய் இந்தியா கெத்துடா யூஎஸ் மதிக்க மாட்டாங்க ரஷ்யாவை ஃப்ரெண்டா வச்சுட்டு இருக்காங்க பிசினஸ் ஈஸியா முடிக்கிறாங்க நம்மளும் இந்தியா கிட்ட நிறைய கத்துக்கணும்டா டெவலப்டு கண்ட்ரி இந்தியா நானே இந்தியாவிலேயே பிறந்திருக்கலாம் போல அண்ணா இந்த ஆர்சி புக் வச்சுட்டு ஏதாச்சும் பணம் இருந்தா கொடுங்கண்ணே ஏன்பா என்னாச்சு வீட்டில் இல்லைண்ணே பெட்ரோல் போடணும் அதுக்காக தான் வண்டியை வைக்கிறேன் ப்ரோ ஒரு ஐம்பது ரூபாய் பெட்ரோல் போடுங்க ப்ரோ ஐம்பது ரூபாய் பெட்ரோலாப்பா ஆமாண்ணா என்னண்ணா கேனை தூக்கி போறீங்க நான் ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் மூடியில் தான் போறேன் கேனில் வருமா ஆமா எந்த காலத்தில் இருக்கிற இப்போ எல்லாருமே ஐபிஎல் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் இருக்கீங்க எல்லா டீமும் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இதில் ஒரு சாம்பியன் டீமான மும்பை என்ன தான் ஆச்சு உங்களுக்கு இட்டு போகிற வேகத்தில் வராரு ஜெட்டுன்னு சொல்லிட்டு மீம்லாம் போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க வரிசை பட்டியலில் கடைசியாகத்தான் குதிப்பேன் என்ற ஒரு லெவலுக்கு வந்து மும்பை வந்து மோசமாக இருக்காங்க மும்பை இந்தியன்ஸோட பிஃபோர் ஐபிஎல் எக்ஸ்பெக்டேஷனும் ஆஃப்டர் ஐபிஎல் ரியாலிட்டியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ராக்கி பாய் டேய் எவனோ ஒரு நாலு டீம் அடித்து நான் சாம்பியன் ஆகலடா நான் அடித்த நாலு டீமுமே சாம்பியன் தான் champion champion champion I don't like champion I avoided but champion like me I cannot avoid it. டே எம்ஐ வாயா நாலு மேட்ச் தோத்தவனே டேய் நீ ஏன்டா வெளியே வர உள்ள போடா தோத்தாங்க கோலின்னா வந்துட்டானுங்க வெளியே எம்ஐன்னு சொல்லிட்டு இல்லை உள்ள போடா டேய் உள்ள போடா ஒரு மேட்ச் ஜெயிங்களா ஒரு மேட்ச் உங்ககிட்ட கப்பு கேட்கல எனக்கு ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும்னு கேட்குறோம் பிஎஸ்க்கும் e சரி ஆர்சிபியும் சரி மீன் போட்டு கலாய்க்கிறானுங்க மீன் போட்டு நாலு முறை கப்பு வாங்கிலே ஒரு மேட்ச் ஜெயிக்க முடியாதுன்னு கேட்குறானுங்க ஒரு மேட்ச் ஜெயிங்களா ஒரு மேட்ச் வெளியில தலை காட்ட முடியல வெளியே போக முடியல போறானுங்க நாமத்தை போறானுங்க நமோ நமோ நாராயணான்னு சொல்லிட்டு நாமத்தை போட்டு கலாய்க்கிறானுங்க ஒரு மேட்ச் ஜெயிங்களா ஒரு மேட்ச் இந்த ஒரு மேட்ச் வா நம்ம பிச்சி பக்கம் போத்தா ஒரு டப்பாங்குத்து வேஸ்தா அடி என்னுடைய ரவுடி பேபி ஏ ரவுடி பேபி ஏ ரவுடி பேபி ஏ rowdy baby rowdy baby rowdy காதல் என்று ஒன்று அது கரவில் போல ஒரு குழந்தை போல ஓகே மக்களே இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆக்கி பாய் ஸ்டைலில் சொல்லுங்கள் ஹாக்கி பாய் ஸ்டைல்லையா okay subscribe subscribe subscribe I don't like I avoided but subscriber like me I cannot avoid பார்க்கறதுக்கு கிரிஞ்சி மாதிரி இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க பெல்லைக்கனை பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க இருக்குது எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செருப்பால் அடிங்க விளக்க மாட்டால் அடிங்க இந்த ஏன் போங்கடா ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க பாவம்டா நீங்களாம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் bye bye from T G